அஜய்ரா வந்துடுறா ஏய் சாரி சார் சார் நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு எப்போவும் லேட்டாக தான் வருவியா உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது எதுவும் ஆர்டர் பண்ணலையா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிரபு உன்னை நான் இங்கே எதுக்கு வர சொன்ன தெரியுமா நம்ம வீட்டில் நம்ம மேரேஜ் பற்றி நீ பேசினியா இல்லையா இல்லை மீனா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கேன் கொஞ்சம் டைம் கொடு கண்டிப்பாக பேசிடுறேன் ப்ளீஸ் எவ்வளோ நாள் இன்னும் எவ்வளோ நாள் தான் உனக்காக வெயிட் பண்ணுறது பிரேக்கப் அவ்வளோதான் எந்த பிரேக்கப்பா சாரி மீனா சாரி மீனா கொஞ்சம் டைம் கொடு மீனா ப்ளீஸ் பிரேக்கப் தான் ஏ நில்ரி ஏ மீனா சொல்கிறத கேளு மீனா மீனா நான் என்ன செய்வேனோ நான் என்ன செய்வேனோ நான் என்ன செய்வேனோ உனை நினைத்து நான் என்ன செய்வேனோ நான் என்ன செய்வேன்

காற்றாய் பறந்தது அன்பே നിന്നായി പിന്നിക്കൊള്ളാതിൽ കുകയായി ഉന്നിതയ ജന്നലിൽ ഉൻ ശ്വാസം വീസ എന്നിതയം സിറ്റായി പിന്നിക്കൊള്ളാതിൽ കുകയായി ഉന്നിതയ ജന്നലിൽ ഉൻ ശ്വാസം വീസ ഓ അൻപേ ഉന്നാളെ എൻ വിളികൾ സാ என் நெஞ்சோ

மொழிகிறது ஓ அன்பே உன்னாலே என் விழிகள் சாய்ந்தது என் நெஞ்சோடு உன் இதயம் பிணைந்தது ஓ அன்பே உன்னாலே விழிகள் சாய்ந்தது என் நெஞ்சோடு உன் இதயம் தெய்வம் காற்றாய் பறந்தது அன்பே அன்பே என் இரவும் காற்றாய் பறந்தது அன்பே என் இரவும் காற்றாய் பறந்தது அன்பே அன்பே என் இரவும் காற்றாய் பறந்தது அன்பே